ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மொபைலில் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அது இன்ஸ்டாட்டில் இன்ஸ்டாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கீழே செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது கட் ஃபோட்டோஸ்னு இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி பேக்ரவுண்டு ரிமூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்கள் அந்த முடியில் வந்து கொஞ்சம் போயிடுச்சு அது எடுக்கிறதுக்கு கீழே அந்த ப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக பார்த்து ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக வந்துச்சு பாருங்கள் அதை எராஸ் பண்ணது பக்கத்தில் எராஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு எராஸ் கொடுத்தீங்கன்னா வரும் நான் இப்போ ட்யூட்டோரியலுக்காக சும்மா பண்ணுறேன் இதே இது நீங்கள் பண்ணும்போது கிளியராக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பிசியில் பண்ணுற மாதிரியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கல்ல இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஓகே கொடுத்தா போதும் ஒர்க் எடுக்கும்போது இப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே அதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் அதில் ஃபஸ்ட் லைனில் நீங்கள் கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ பேக்ரவுண்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளராக வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ வச்சுக்கலாம் இல்லாமல் அது போக கீழேயும் கொஞ்சம் அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க பேக்ரவுண்டு கலரு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை எடுத்து செட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் சிம்பிளாக முடிஞ்சிடும் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மொபைல் டிப்ஸ் ஏதாவது வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ